அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனது பெயர் திருமதி ரே கோமதி லட்சுமி லட்சுமி நாராயணன் தமிழ் எழுத்தாளர் மற்றும் ஆய்வாளர் தமிழ் நேசம் அப்படிங்கிற என்னோட முதல் புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி செங்கோட்டை நூலகத்தில் வெளியிட்டோம் அது வாசகர்களிடையே எனக்கு ஒரு ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது தந்தது மாணவர்களுக்காக எழுதிய ஒரு முதல் நூல் அது பன்னெண்டு வருஷம் நான் என்னோட கணவர் என்னோட குழந்தைங்களோ என்னோட குழந்தையோட ஒரு பெண் குழந்தைங்களை கொண்டு டுவெல் இயர்ஸ் நாங்கள் துபாயில் வசித்தோம் நாங்கள் துபாய் எமிரேட்ஸ் தமிழ் பள்ளிக்கூடம் என்ற அமைப்பு வாலண்டியர் சர்வீஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு தமிழ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஏன்னா தமிழை மறந்துடக்கூடாது என்றைக்கு இந்தியா போனாலும் தமிழை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு தன்னார்வ தொண்டாக நாங்கள் செஞ்சோம் ரெண்டு வருஷம் என் நண்பர்களோடு சேர்ந்து செஞ்சேன் அதே மாதிரி தமிழ் நூல்களை தொடர்ந்து வாசிக்கிற வழக்கம் எனக்கு உண்டு குற்றாலம் பராசக்தி கல்லூரியில் தமிழ் இலக்கியம் இளம் முனைவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முடித்தேன் தொடர் வாசிப்பு எனக்கு எப்போவுமே உண்டு பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் நூலகங்களில் தான் நான் நிறைய பெரும்பாலான நேரம் வந்து செலவிடுவேன் ஏன்னா இன்னும் புத்தகங்களும் நல்ல நண்பர்கள் தனிமையை போக்கும் காரணிகளில் புத்தகம் நல்ல இசை இதற்கெல்லாம் பெரிய பங்கு இருக்குன்னு நம்புகிறேன் அதே மாதிரி இறையன்பு சார் எழுதின நூல்கள் உதயமூர் எம்எஸ் உதயமூர்த்தி சார் அவங்களோட புத்தகங்கள் அப்புறம் பாலகுமாரன் இந்திரா சவுந்தரராஜன் கல்கி இவங்களோட நூல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் சிவமயம் அப்புறம் இந்திரா சவுந்தரராஜன் சாரோட நூல்கள்லாம் எத்தனை தடவை நான் வாசிச்சிருப்பேங்கிறது எனக்கே தெரியாது எனக்கு தமிழ் மீது ஆர்வம் உண்டு பற்று உண்டு ஆனால் அதே சமயம் இன்றைய மாணவர்கள் வந்து நிறைய வேறு மொழிகளையும் பரந்துபட்ட அறிவோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள் Arabic French German Hindi Sanskrit எல்லாமே கற்றுக்கிறது வந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை மேம்பாடு அடைய கண்டிப்பாக உதவியாக இருக்கும் காரணிகள் அப்படின்னு நான் மாணவர்களுக்கு சொல்லுவேன் தமிழ் ஆர்வம் இருக்கலாம் பற்று இருக்கலாம் ஆனால் அது வெறியாக மாறக்கூடாது எல்லா தரப்பு நூல்களையும் வாசிக்கணும் பரந்துபட்ட அறிவை நாம் வந்து விரிவடைய செய்யணும் நம்மளுடைய அறிவு வந்து விரிவடையும் விரிவடையணும் அதே சமயம் மனித நேயத்தோடும் வாழ நமக்கு தெரியணும் மணி